வணக்கம் மக்களை ரோட் சைடில் பைக் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க இல்லைனா இப்படிப்பட்ட சில ஆட்டோ டிரைவர்களால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலம வந்துருங்க ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுங்க உங்கள் உடல் நலத்தை பாதுகாப்பாக வச்சுங்க அண்ட் டிராஃபிக் ரூல்ஸை கண்டிப்பாக மதித்து வண்டி ஓட்டுங்க ப்ராப்ளம்ஸ் எதில் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து வந்து நாம் இன்றைக்கி சாப்பிட போகிறது இந்த பரோட்டாவோட சேர்த்த காடை ஃப்ரை தாங்க நல்லா இருந்த பரோட்டாவை கசகசன்னு பிச்சு போட்டு காரசாரமான குழம்பு ஊற்றி ஊற விட்டு காடைக்காக நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மாஸ்டர் அதை ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிச்சு பிச்சு மாஸ்டர் ஆப்ரேஷன் பண்ணது போதும் எனக்கு இப்போ காடை ஃப்ரை வேணும்னு நம்ம டைப்பில் சுட சுட கொண்டு வந்து இறங்கிட்டாருங்க சுட சுட ஸ்பைஸியாக வந்த காடையில் இருந்து ஒரு பெரிய பைட்டாக எடுத்து பரோட்டாவில் மடித்து அதை சால்னாவோட டிப் அடித்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க காடை வித் பரோட்டாவோட டேஸ்ட் வாழையில் வச்சு ஒரு புல் கட்டு கட்டு வாட்டர் அபவுட் நெக்ஸ்ட் வச்சாம்பார் எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்ன்ற மாதிரி சாப்பிட்டு பிடிச்சிட்டு நாம இப்போ வேலை பார்க்க போகிறதுக்கு இந்த அஞ்சு மாடியை படி வழியாகவே ஏறி நடந்து வரணுங்க நடந்து வந்து பாதையை நடந்து வந்து ஒரு பெரிய பைப்பை படுக்கு போட்டு வெல்டிங் ராடு எடுத்து மேலே வச்சு ஒரு வீட்டில் ஒரு காட்டு காட்டி வெல்டிங் ராடு ஃபைனல் டச் வர வரைக்கும் வெல்டு பண்ணி விட்டாங்க ஏன்னா எந்த பொருளையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க உழைப்பின்றி ஊதியமில்லை ஒரு பர்ஃபெக்டான ஒர்க் டேவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம் அடுத்து ஒரு தரமான வீடியோட உங்களை நான் மீட் பண்ண வரேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க